வணக்கம் இப்போ நாம் க்ரூடாக இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டீன் இப்போ டைம் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது நமக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டெய்லி வந்து நம்ம ஒரு twelve PM market five PM market தான் அனலைஸ் பண்ணுவோம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் பிஎம் மார்க்கெட் இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் ஒரு ஈவினிங் மார்க்கெட் பார்க்குறோம் அதில் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ப்ரியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் இது ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடியே ஜெனரேட் ஆயிடுச்சு இந்த பைக்கால் வந்து ஸோ இது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் இருக்கும் பைட்ரன்னா க்ரீன் கலர் செல்ட்ரன்னா ரெட் கலர்னு யார் வேணாலும் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி செவன் டூ ஜீரோ செவனில் வந்த பைக்கால் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா செவன் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் பாருங்கள் கண்டினியூஸ் டவுனு அதில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்டிமேஷன் தருது ஸோ அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven one ninety த்ரீன்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு கீழே இருக்க red colour line target line first target வந்து செவன் ஒன் செவன்டி ஃபைவ் இருக்குது எயிட்டீன் பாயிண்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ ஒரு நைன்டீன் பாயிண்ட் ரீச் கொடுத்தா தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் ஆகும் ஸோ இது எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் தருது மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல் கால் ஜென்ரேட் ஆனது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ரேலி போயிட்டே இருந்துச்சு ஒரு டுவெல் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த seven one eighty range break out பண்ண முடியல இப்போ தான் வந்து ஃபைனலாக ஒரு பெரிய கேண்டில் நமக்கு நல்ல டவுன் சைடில் இறங்கி first target range break out பண்ணி ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்துச்சு பட் ஆனால் சடனாக ஒரு ஷார்ப்பான மூவ்மெண்ட் அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட்லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி செவன் ஒன் ஃபார்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடு இறங்குச்சு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு ஃபஸ்ட் வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் தான் செவன் ஒன் நைன்ட்டி ஃபோரில் வந்துச்சு டூ மினிட்ஸில் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பிஎம்க்கு முன்னாடியே செல் கால் வந்தது ஃபஸ்ட் டார்ட்டை ஒரு பன்னெண்டு மணிக்கு அச்சீவ் பண்ணுச்சு மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி வாலட்டைல் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்ததில் செல் கால் பை கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாற்றி மாற்றி கிடச்சிச்சு பை கால் தான் நல்ல நல்ல செகண்ட் ஆர் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் பிஎம்மும் சரி ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம் மார்க்கெட்லேயும் சரி நமக்கு கிடச்ச ஒரு பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சார்ட் கிடைச்சா உங்களால் லைவ் மார்க்கெட்டில் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.